அன்னையின் அன்பு பிள்ளைகளே உங்கள் வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி அனைவரும் சொல்லுங்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க ஆவே மரியா ஆவே மரியா அன்னை மரிமே அன்னை மரிமே கண்ணல் பூவைத்தே நம்முதே கன்னி மரியாயே கன்னி மரியாயே வண்ண வண்ணலே மலர் என்னை இந்த புவி கழித்த சர்வ ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களை அன்னையின் தேரோடு சேர்த்து மிக்கேல் வானதூதருடைய தேரும் செபஸ்தியாருடைய தேரும் புனித பதுவை அந்தோனியாருடைய தேரும் கனவின் புனித சூசையப்பருடைய தேரும் ஆரோக்கிய அன்னையின் தேர் இறுதியிலே அனைவரையும் ஆசிர்வதித்து அழகுடன் வங்க கடலை நோக்கி திருத்தேர் பவனி சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த திருத்தேர் பவனியிலே மக்கள் எல்லாம் அன்னையின் முகத்தை பார்க்க புனிதர்களுடைய பரிந்துரை வல்லமையை கேட்க இயேசு ஆண்டவருடைய அருளை பெற்று செல்ல பக்தியோடு இந்த தேரிலே கலந்து கொள்கிறார்கள் நாமெல்லாம் நினைக்கலாம் ஏன் மிக்கேல் வானதூதரை எல்லா ஊர்களிலும் தேர்ப்பவனியில் முதலிலே கொண்டு வருகிறார்கள் என்று மிக்கேல் வானதூதரை முதலில் கொண்டு வருவதற்கு காரணம் வானதூதர்கள் அன்னை மரியாளுக்கு வணக்கமும் பணிவிடையும் புரிகிறார்கள் த ஹோலி ஏஞ்சல்ஸ் ஷோ ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் டு அவர் பிளஸட் மதர் அண்ட் சர்வ் அவர் பிளஸட் மதர் வானதூதர்கள் அன்னைமரியாளுக்கு கீழ்ப்படிந்து அன்னைமரியாளுக்கு வணக்கம் செலுத்தி அவருக்கு பணிவிடை பெறுகிறார்கள் எப்படி என்றால் மிக்கேல் வானதூதர் மைக்கேல் என்றால் அதிதூதர் மெய்க்கேல் என்றால் அதனுடைய அர்த்தம் கடவுளை போன்று இருக்கிறவர் யார் ஹூ இஸ் லைக் காட் ஹூ இஸ் லைக் காட் என்று மிக்கேல் வானதுதர் இந்த கேள்வியை எழுப்பி அன்னை மரியால் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நாமும் மனிதர்களாகிய நாமும் கடவுளில் சாயலில் படைக்கப்பட்டவர்கள்தான் நாமும் கடவுளை போன்று படைக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் மனிதன் பாவம் செய்ததனால் பாவ நோக்கமும் ஆங்கிலத்தில் த இன்க்ளினேஷன் டு சின் என்பார்களே பாவம் செய்வதற்கான ஈர்ப்பு அல்லது அந்த பாவத்தின் மட்டிலான நம்முடைய கவர்ச்சி மனிதர்களிடம் இருப்பதனால் மனிதர்கள் கடவுளை போன்றிருந்தாலும் அவர்கள் பாவம் செய்து கடவுளுக்கு புறம்பாக போய் கடவுளை போன்று இருக்க வேண்டியவர்கள் இருக்க முடியாமல் போய்விடுகிறார்கள் ஆக கடவுள் படைத்த படைப்புகளிலேயே பாவம் முற்றிலுமாக இல்லாமல் மாசற்ற கன்னியாக அமல உற்பவியாக அன்னம்மாள் சுவக்கின் பெற்றோர்களுக்கு பிறந்த ஆண்டவருடைய மாபெரும் கொடைதான் அன்னை மரியால் ஆகவேதான் மிக்கேல் வானதுதர் முன்னால் போய் கடவுளை போன்று இருக்கிறவர் யார் என்று எல்லோரும் கேட்கிறீர்களே இதோ இந்த தேரில் கடைசியாக வருகின்ற பெண்மணியை பாருங்கள் ஆண்டவருடைய தாயை பாருங்கள் அவர் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் கடவுளை போன்று இருக்கிறவர் என்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதைத்தான் நாம் லூகாஸ் நற்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் கடவுளை போன்று இருக்கிறவர் யார் ஹூ இஸ் லைக் காட் என்று மிக்கேல் கேட்ட கேள்விக்கு கபிரியல் வானதுதர் ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ் கடவுளை போன்றிருக்கிறவர் வாழ்த்துக்குரிய மரியால் அருளால் நிறைந்திருக்கிறவர் கடவுள் வாழுகின்ற இருப்பிடம் என்று அங்கே அறிக்கையிடுவதை பார்க்கிறோம் ஆக கடவுளை போன்று யார் இருக்கிறார் என்று கேட்கிற மிக்கேல் வானதுதர் அதற்கு பதிலாக கபிரியல் வானதுதர் மரியால் மட்டுமே அவள் சாதாரண பெண்மணி அல்ல ஜூலிய சீசர் அகஸ்ட் சீசர் போன்ற பேரரசர்களுக்குத்தான் மனித மனிதர்கள் ஹெயில் சீசர் என்றும் சீசர் வாழ்க என்றும் சொல்லுவார்கள் ஆக அரசர்களுக்கும் ஆள்கிறவர்களுக்கும் கொடுக்கிற மரியாதையை வானதுதர் மரியாளுக்கு கொடுத்து அந்த மரியாள் வாழ்த்துக்கும் நம்முடைய வணக்கத்துக்கு மட்டும் உரியவர் அல்ல அவர் கடவுளை போன்று இருக்கிறவர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம் ஆக கடவுளை போன்று இருக்கிற அன்னை மரியால் என்ன செய்கிறார் என்பதைத்தான் மூன்றாவது அதிதூதர் ரஃபேல் அதிதூதர் குணமாக்குகின்றவராக த ஹீலிங் ஆஃப் காட் என்று சொல்லப்படுகின்ற அவர் பாவ கரைபடிந்து பாவ காயப்பட்டு பல்வேறு பிரச்சனைகளால் பாவத்துக்கு உலகத்திற்கு அடிமையாயிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளுக்கு நிகராக இருக்கிற அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் குணப்படுத்துகிறார் ஆரோக்கிய அன்னையாக குணப்படுத்துகிறார் அற்புதங்களை வழங்குகிற அன்னையாக ஆண்டவர் அன்னை வழியாகவே குணப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறது இதை குறிப்பதன் அடையாளமாகத்தான் இந்த வானதூதர்களுடைய அடையாளமாகத்தான் மிக்கேல் வானதூதர் அறிக்கையிடுகிறவராக கடவுளுக்கு நிகரானவர் யார் இயேசு கடவுளுக்கு நிகரானவர் அல்ல அவர் கடவுள் உயிருள்ள கடவுளுடைய மகன் ஆகவே இயேசுவுக்கு நிகரானவர் யார் கடவுளுக்கு நிகரானவர் யார் என்று சொல்லும்போது பாவம் முற்றிலும் இல்லாத பரிசுத்த கன்னிமரியால் கடவுளை போன்றவர் மேரி இஸ் லைக் காட் என்று அறிக்கையிடுகிறவராக போகிறார் அதற்கு பின்னால் நாம் செபஸ்தியாரை பார்க்கிறோம் அந்தோனியாரை பார்க்கிறோம் அந் சூசையப்பரை பார்க்கிறோம் இதில் செபஸ்தியாரும் அந்தோனியாரும் இறை வார்த்தையிலும் இறைவன் மீதும் அன்னை மரியாளை போல் முழு நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் செபஸ்தியார் தொடக்க திருச்சபையில் ஒரு போர் வீரனாக இருந்தாலும் சிறந்த மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தவர் ஆகவே செபஸ்தியாருடைய பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறோம் வேலை நகரிலிருந்து செபஸ்தியார் வழியாகவும் நமக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்று செபஸ்தியாருடைய தேரை பார்க்கிறோம் அதற்கு பின்பு வருகின்ற பதுவை புனித அந்தோனியார் இவர் பாவம் ஆசற்றவராக இளம் வயதிலேயே இறைவனை தேடுகிறவராக இறைவார்த்தையில் நம்பிக்கையுள்ளவராக இருந்து இறைவார்த்தையை வாசிக்கின்ற அவருடைய ஆழமான கவனம் விவிலியத்தை எடுத்து அவர் தியானித்து படிக்கையில் மனுவருவான அந்த கடவுளே குழந்தை வடிவில் அவரோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் காரணம் அன்னை மரியால் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவர்கள் அன்னை மரியாளுடைய பக்தர்கள் புனித பதுவை அந்தோணியாரைப் போல இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அதை வாசிக்கிறவர்களாக அதை அறிக்கையிடுகிறவர்களாக அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து வருகிற நான்காவது தேர் கனவின் புனித சூசையப்பர் அன்னை மரியாளுடைய கணவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை இந்த சூசையப்பர் தந்தை கடவுளுடைய பிரதிநிதியாக தந்தை கடவுளுடைய மன்னக வடிவமாக விண்ணக தந்தையின் மன்னக வடிவமாக இரக்கமுள்ள தந்தையாக பரிவுள்ள தந்தையாக கிருபையுள்ள தந்தையாக நம்மையெல்லாம் பராமரிக்கிற தந்தையாக திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருந்தவர் திருச்சபையின் பாதுகாவலராக இருந்தவர் கல்வியின் பாதுகாவலராக இருந்தவர் கன்னியர்களின் பாதுகாவலராக இருக்கிறவர் குருக்களின் பாதுகாவலராக இருக்கிறவர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவோம் என்று அன்று ஏரோதின் பிடியில குழந்தைக்கு ஆபத்து வருகிற நேரத்தில் அன்னைமரியாலோடு பேசி குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி அந்த திருக்குடும்பத்தை பாதகன் ஏரோதுவிடமிருந்து காத்தவர்கள் ஆகவே கனவின் முடிந்த சூசையப்பர் அன்னையை அவரோடு இருந்து இவ்வுலகத்தில் காத்தது போல அன்னை அருளாட்சி செய்கிற வேளாங்கண்ணி திருத்தலத்தில் சூசையப்பர் அன்னை மரியாளுடைய மகிமையை நன்றாக தெரிந்தவர் ஆண்டவருடைய தாய் என்பதை தெரிந்தவர் ஆண்டவருடைய வல்லமை தெரிந்த அவர் மரியன்னையின் வணக்கத்திலே முழு முதல் சீடராக அன்னையினுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார் ஆகவே இந்த ஐந்து தேர்களையும் நாம் தியானித்தவர்களாய் அன்னையினுடைய மகிமையையும் வல்லமையும் இப்புனிதர்களோடு சேர்ந்து நாமும் வணக்கம் செலுத்தி அன்னையின் ஆசிற்காக வேண்டி இந்த பாடலை கேட்டு தியானிப்போம் Thank you. devotees of Our Lady of Valangani, as you watch the cars, five cars are moving towards the Bay of Bengal. The car procession in the Catholic Church reminds us that we are the pilgrims. This world is not a permanent place for us. We are marching towards our eternal home. That is the reason all the cars, they proceed from the church and they come back to the church to tell us, at the end we will reach our heavenly abode, the church which is the symbol of heaven. We have St. Michael Archangel comes in the first car. Followed by that, we have St. Sebastian's car. And the third car is St. Anthony of Padua. The fourth car, we see sleeping St. Joseph. The devotion that is prevalent and becoming popular these days. The fifth car is Our Lady of Velangani. Our Blessed Mother a merciful mother, a loving mother who cares for each of her children. She accepted humbly from her son in the Mount Calvary. You and I, and every one of us, as her sons and daughters. She always fulfilled faithfully all the mandate all the commissions he received from the Lord. She never gave up her mission to the Lord. She kept everything in her heart and fulfilled everything according to God's plan. That is the reason for her glory. Elizabeth, in the Gospel of Luke, in the visitation passage, says, Blessed are you among women. Blessed are you because you believed in the word of God. You trusted that the word of God will be fulfilled. Mary, having no ground to believe, she put all her trust in the promise of God through Archangel Gabriel. And she kept all the promises of God and she kept the plans of God until the Mount Calvary event. So Our Lady is a lady of faith. Our Lady of Valangani is a lady of faith. She is full of grace. God's favorite one. She is here to bless us. She is here to intercede for us. She is here to tell us that we need to come closer to Jesus. Coming closer to Jesus is the only way for us to have complete healing of heart and mind and soul. More than our body and mind, our souls are wounded because of our sins against God. We have offended God. We have offended the heart of Jesus. So, in the same way, we have offended the heart of our Blessed Mother. Let's have a special devotion to the twin hearts, the heart of our Blessed Mother, the Sacred Heart of Jesus, and the Immaculate Heart of Mary. So, my dear friends, we pray in Valangani. In the shrine, everyone is praying for you who, is, who are watching this program, Corporate Session, in the Velangani YouTube channel, Velangani TV, Power of God channel, Mercy channel, and different mass media YouTube channels from Bangalore, Goa, Andhra, all those devotees from your own home, you can receive the blessings. Take your rosary, pray the rosary fervently meditating upon the mysteries of the rosaries. They are nothing but the mysteries in the life of Jesus, in the mission of Jesus. The joyful mystery is almost connected completely with the birth of Jesus, the infancy narrative. The same way, the sorrowful mysteries speak to us about the passion, death, and resurrection of Jesus. And the glorious mysteries, it is about the resurrection, ascension, assumption, crowning of our Blessed Mother. So when we pray the rosary, we meditate upon the mysteries of our salvation. When I say our salvation, Jesus is our Savior. We received our salvation from Jesus. And Mary cooperated fully in the salvific plan of God and journeyed along with Jesus, along with St. Joseph to fulfill the plan of God. Having these thoughts in our mind, let's have a deep devotion to our Blessed Mother, ask for her intercession. அன்னையின் அன்பு பக்தர்களே கடற்கரை சாலையை தாண்டி அன்னையின் திருத்தேரானது வந்து கொண்டிருக்கிறது அன்னையின் திருத்தேரை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வானக தந்தையை நோக்கி ஜெபியுங்கள் வானக வரங்களை வல்லமையின் கிருபைகளை இயேசு வழியாக எங்களுக்கு தாரும் இந்த ஜெபத்தை எங்கள் வேளாங்கண்ணி அன்னை ஒழிய பரிந்துரையை ஏற்று வேளாங்கண்ணி தாயினுடைய பரிந்துரை வல்லமையை ஏற்று காணாவூரிலே அற்புதம் செய்த நீர் எங்களுக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே என்று வானக தந்தையை நோக்கி கேளுங்கள் நாம் அவரிடம் தான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய் யோவா நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்திலே சொல்கிறார் நீங்கள் வானக தந்தையை நோக்கி என் பெயரால் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு தருவார் என்று வென் வி ப்ரே வி மஸ்ட் ப்ரே டு அவர் ஃபாதர் இன் ஹெவன் வானக தந்தை நமக்கு எல்லாவற்றையும் தன் மகன் வழியாக தருகிறார் அன்னை மரியாளுடைய பரிந்துரை அத்தனை புனிதர்களுடைய பரிந்துரையும் விட உயர்ந்தது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அன்னையின் பரிந்துரையில் நம்பிக்கையுள்ளவர்களாய் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே அம்மா உன் மடிதான் எங்களுக்கு உலகம் எங்களை ஆண்டு வழிநடத்தி இயேசுவிடம் எடுத்துச் செல்லுகிறவர்களே உம் திருமகனிடம் ஆசிரியரை பெற்றுக்கொள்ளும் உம் திருமகனை தொட்டு நோய்வாய்ப்பட்டவர்களை தொடும் உம் திருமகனை தொட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுடைய உதரங்களை தொடும் உம் திருமகனை தொட்டு கல்யாண வரன் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடும் குடும்ப பிரச்சனையோடு திருமணமான தம்பதியர்கள் பிரச்சனையில் இருக்கிறவர்களை உம் கரங்களில் இருக்கிற இயேசு குழந்தையை தொட்டு ஆசிர்வதியம் உம் திருக்குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தது போல எல்லா குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்பட உம் திருக்கர ஆசிரை இயேசுவிடமிருந்து பெற்று ஆசிர்வதியும் தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆரோக்கிய அன்னையே எங்கள் தமிழகத்திற்காக வேண்டிக்கொள்ளும் ஆரோக்கிய அன்னையே இந்திய நாட்டிற்காக அமைதிக்காக அனைத்து சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அன்னையின் பாடலை கேட்டு அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் திருத்தேர் இப்பொழுது வங்க கடலோரமாக வான வேடிக்கைகள் சூழ பக்தர்களின் பரவசத்திலே மக்கள் வெள்ளத்திலே அன்னை அனைவரையும் ஆசிர்வதித்தவராக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கிய அன்னையினுடைய தேர்பவனி பக்தர்களுடைய மனங்களுக்கு முழுமையான ஆசிரும் அருளும் தருகின்ற ஒன்றாக இருக்கிறது பக்தர்கள் தங்கள் கரங்களிலே ஜபமாலையை தாங்கி ஜபம் செய்வித்தவர்களாய் அன்னையின் அருள் வேண்டி அன்னையே உன்னைப் போல நாங்களும் அருள் வாழ்வில் செழிக்க வேண்டும் ஆற்றலில் ஜெலிக்க வேண்டும் என்று ஜெபித்தவர்களாக வேளாங்கண்ணிக்கு வருகின்றவர்களும் வேலை நகர் திருத்தலத்திலே திருவிழா நடக்கிறபோது வர முடியாமல் வீட்டில் இருப்பவர்களும் தங்கள் இதயங்களை வேலை நகர் நோக்கி எழுப்புகிறவர்களாய் வேலை நகர் நிகழ்வுகளை எல்லாம் வீட்டிலிருந்து பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிற உங்கள் அனைவரையும் வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து அன்னை அருளாட்சி செய்கிறவராய் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்றினால் இப்படி ஒரு கோலாகலமான பெருவிழாவை அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாட முடியாமல் இருந்த நம்முடைய இயக்கத்தை எல்லாம் இறைவன் ஆசிர்வதித்து அனுமதித்திருக்கிறார் நேற்று கோலாகலமாக தொடங்கிய கொடியேற்ற விழாவும் இன்றைய முதல் நாள் நவநாளும் தயாரிப்புகள் எல்லாம் மிக அற்புதமாய் ஆச்சரியப்படும் விதத்திலே லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து வேண்டும் வரம் தரும் வேளாங்கண்ணி தாயினுடைய அரவணைப்பிலே அவளுடைய நிழலின் கீழ் வேளாங்கண்ணிக்கு வருகிற எல்லாரும் வேண்டும் வரம் பெற்று செல்ல வழிவகைகளை பேராலய நிர்வாகமும் பேராலய நிர்வாக தந்தையர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விழாவை ஒவ் இன்று போல் ஒன்பது இரவுகளையும் கொண்டாட வேண்டும் இந்த நவநாள் பத்து பகல்களையும் ஒன்பது இரவுகளையும் கொண்ட விழா ஒன்பது என்பது மிக முக்கியமான நிறைவை குறிப்பது அந்த நிறைவின் நாளிலே ஆண்டவருடைய அன்னை வேளாங்கண்ணி தாயின் பிறப்பு விழாவை அவளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் விண்ணக மன்னக அன்னைக்கு விழா எடுத்தவர்களாய் கொண்டாடப் போகிறோம் அந்த விழாவை கொண்டாட அன்னையிடம் விளங்கிய புண்ணியங்கள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும் அவள் சிறுமியாக இருந்தபோதே இறைவனுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய திட்டத்தில் கருக்கொண்டிருந்தவர்கள் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மனிதன் பாவம் செய்து தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்ட மனிதனை சாத்தான் ஏமாற்றி வஞ்சகமாக பாவ விலையில் சிக்க வைத்ததை எண்ணி ஆண்டவர் கடும் சினம் கொண்டவராக சாத்தானுக்கு எதிரான ஒரு போரை தொடங்கினார் சாத்தானுக்கு எதிரான அந்த போரில் அன்னையும் அவள் பெற்றெடுக்க போகிற ஆண்டவருடைய திருமகன் இயேசுவும் போர் புரிந்து சாத்தானை முற்றிலுமாக அழிப்பார்கள் என்பதை காட்டவே ஆண்டவர் சாத்தானுக்கிடையே பகையை உண்டாக்குவோம் என்கிறார் இந்த பகை என்பது ஒன்று நீ சாக வேண்டும் அல்லது நாங்கள் சாக வேண்டும் என்ற அளவில் சாத்தானை முற்றிலும் அழிப்பதற்கான கடவுள் உருவாக்கிய பகை ஆகவேதான் நாம் ஆங்கிலத்திலே பார்க்கிறோம் வி வில் கிரியேட் எனிமிட்டி பிட்வீன் யூ அண்ட் த உமன் அவளுக்கும் உமக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் அவளுடைய வித்தும் உன்னுடைய வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் அப்படி என்றால் சாத்தானுக்கு கீழ்ப்படுகின்ற பாவத்திற்கு அடிமையாக இருக்கின்றவர்களுக்கும் சாத்தானுக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் இறுதியிலே அன்னை வழியாக பிறக்கின்ற ஆண்டவர் இந்த சாத்தானை அழிப்பார் என்பதைத்தான் நாம் திருவழிப்பாட்டு நூலிலே விண்ணகத்தில் ஒரு பெண்ணொருத்தியை கண்டேன் அவள் விண்மீன்களை ஆடையாக இருந்திருந்தாள் என்று பேறுகாலமுற்றிருந்தால் மகனும் அன்னையும் சேர்ந்து சாத்தானை அழித்ததை கல்வாரியில் பறியில் பார்க்கிறோம் ஆகவே அன்னை நமக்காக மீட்பை பெற்றுக் கொடுத்தவர்கள் இயேசுவோடு சேர்ந்து சாத்தானை முற்றிலும் அழித்தவர்கள் சாவே உன் வெற்றி எங்கே பாவமே உன் வெற்றி எங்கே என்று இயேசுவோடு சேர்ந்து உறக்கச் சொல்லுகின்ற உன்னதமான வல்லமையும் உரிமையும் பெற்றவர்கள் அன்னை மரியால் நம் வாழ்க்கையிலே பாவமும் சாபமும் பாவமும் சாவும் ஆட்சி செலுத்தாமல் ஆண்டவர் ஆட்சி செலுத்த அன்னை மரியால் முழுமையாக நம் வாழ்க்கையில் இடம்பெற அன்னையினுடைய பாவத்துக்கு எதிரான அவளுடைய குணத்தை கொள்வோம் பாவம் அணுக முடியாத விதத்திலே பாவத்திற்கு அடிமையாகாமல் இதோ ஆண்டவருடைய அடிமை ஆண்டவருடைய திருவுளத்திற்கே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னது போல அன்னையை போல் வாழ்வோம் இதோ இப்பொழுது ஆலயத்திலிருந்து நுழைந்த தேர்கள் முதல் தேர் மிக்கேல் வானதூதருடைய தேரும் புனித செபஸ்தியாருடைய தேரும் ஆலய வாயிலை நெருங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள் வி சி த கார் ஆஃப் சென்ட் மைக்கேல் தி ஆர்கேஞ்சல் அண்ட் சென்ட் செபாஸ்டின் coming closer to the entrance of our shrine basilica. And these shrines, this shrine inviting every one of us to come along with the car. We receive all our resources, our graces, our blessings from the shrine. Shrine or the church is the house of God, where God lives truly where we receive all the blessings. This is a place of prayer. So, as a pilgrim people, we have come in the car procession along with the five beautiful cars having the saints and our Blessed Mother and sleeping Saint Joseph. My dear friends, let us pray for the intercession of Saint Michael the Archangel, the intercession of Saint Anthony of Padua, the intercession of sleeping Saint Joseph, the powerful intercession of Our Lady of Velangani, the intercession of Saint Sebastian. These saints, along with our Blessed Mother, will intercede for all of us, will intercede that we remain holy, we remain close to God, we remain faithful to God, we remain faithful to all our baptismal promises. We remain the beloved sons and daughters of God. That is our true identity. All our degrees, all our positions, all our powers will disappear. But the certificate that we need to claim, we must claim is we are sons and daughters of God. Like Jesus, let us believe that God the Father has named each one of us as his sons and daughters in our baptism. Jesus has curved our name and all of us in his arms. We are in the hands of God. Let us pray to the saints. Let us pray to our Blessed Mother that their intercession may bring blessings and healing to each one of us. அன்னையின் அன்பு பக்தர்களே ஆற்றல் மிகுந்த வல்லமையுள்ள புனிதர்களும் கனவின் புனித சூசையப்பரம் அன்னை ஆரோக்கிய தாயும் ஆலயத்தை வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்ப்பவனி அதனுடைய இறுதி நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது வீதிகளில் சென்று இருபுறமும் காத்திருந்த பக்தர்களை ஆசிர்வதித்து இந்த யூடியூப் சேனல்களிலும் வேளாங்கண்ணி தொலைக்காட்சியிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளைகளை எல்லாம் தங்கள் திருக்கரங்களால் ஆசிர்வதித்த புனிதர்களாய் நமக்காக பரிந்து பேசி அன்னை அவள் நாம் அன்போடு வாழ பண்போடு வாழ ஆசி பெற்று வாழ நலம் பெற்று வாழ மகிழ்ந்து வாழ அமைதியில் வாழ நம்மையும் நம் குடும்பங்களையும் தமிழகத்தையும் இந்திய தேசத்தையும் உலக மக்களையும் அன்னையின் பக்தர்களையும் ஆரோக்கிய அன்னையே உன்னையே நம்பி வந்தோம் என்று சொல்லி நடந்து வந்த திருப்பயணிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற அன்னையாக பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்னை நமக்காக கடவுளுடைய அருளை பெற்றுத்தர அந்த அன்னையை புகழ்ந்து பாடி அன்னையினுடைய பரிந்துரை வல்லமைக்காக ஜெபித்தவர்களாய் பாட்டை கேட்போம் 比文。 அதிசயமே உம்மை படிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே உம்மை படிந்தோமே உள்ளம் நிறைந்தோமே உதவிட வருவாயே தாயே தாய்மரியே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே தனிடம் பரிந்திட்ட மாமரியே குறைகள் களைபவளே குவலயம் ஆழ்பவளே குறைகள் களைபவளே குவலயம் ஆழ்பவளே மரியே பரிவே தயவே தாயே அருள் புரிவாயம்மா அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் ஆளும் அதிசயமே அழகிய நிலவே அருளின் நிறைவே அற்புதமே அன்பால் எம்மை நாளும் நாளும் அதிசயமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்னை வழியாக திருத்தேர் பவனியின் இறுதியில ஆலயத்திற்குள் நுழைந்திருக்கிற அன்னை நம் இல்லங்களுக்குள் நுழைந்து நம் உள்ளங்களை எல்லாம் ஆசிர்வதிக்க உருக்கமாக ஜெபிப்போம் இதோ ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தேரானது உள்ளே நுழைந்து தேர்பவனி இருக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறது இந்த வல்லமையுள்ள நேரம் இந்த கணத்தின் நேரம் இந்த கிருபையின் நேரம் ஆரோக்கிய அன்னை வழியாக அன்பு புனிதர்கள் வழியாக நமக்கு எல்லா ஆசிரியையும் பெற்றுக்கொள்ள அன்னையை நோக்கி பார்ப்போம் அன்னையினுடைய திருமுகத்தை உற்று நோக்குவோம் அந்த அன்னையிடம் ஜெபிப்போம் அம்மா மரியே ஆரோக்கிய தாயே எங்களை ஆசீர்வதித்து காக்கிறவளே எங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை எங்கள் தொழிலை திருத்தலத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பழமையில் துறை நடந்து வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய ஜெபங்களையும் உம் திருமகனிடம் எடுத்து சொல்லி வேண்டி எங்களுக்கு ஆசிரியரை பெற்றுக் கொடுங்கள் அம்மா என்று உருக்கமாக வேண்டுவோம் இதோ ஒவ்வொரு தேராக ஆலயத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது அந்த தேரின் இறுதியிலே அன்னை அழகாக போர் முனையில் வீற்றிருக்கிற அரசியாக பாவத்தை எதிர்த்து தீமையை எதிர்த்து நமக்காக போரி புரிகின்ற அன்னையாக ஆலயத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்னையினுடைய வெற்றி முகம் அருளின் முகம் இருளகற்று முகம் நம்மையெல்லாம் நிறைவாக ஆசிர்வதிக்க உருக்கமாக ஜெபிப்போம் நம்முடைய ஜெப உணர்வோடு முழுமையாக பங்கெடுப்போம் வல்லமையுள்ள அன்னை ஆலயத்தில் நுழைந்து சென்று விட்டார்கள் இப்பொழுது புனித செபஸ்தியாருடைய தேர் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த செபஸ்தியாருடைய தேரை தொடர்ந்து மிக்கேல் வானதுதர் அதிதூதருடைய தேர் வரும் அத்தோடு தேர்கள் அனைத்தும் இந்த தேர்ப்பவனியை இறுதிக்கு வர வல்லமையோடு செல்வோம் Dear devotees of our blessed mother our lady of Velangani, today the car procession is almost come to an end. We have prayed fervently to our Blessed Mother for all the prayers and the petitions of all the pilgrims. Let us place our prayers and petitions for all our needs, having trust in the power of Jesus. as our Blessed Mother